సంస్కృత ఇతిహాసాల we have done till உபனிஷதாக முடிச்சுட்டோம் வேதாங்கானியிலேருந்து ஆரம்பிக்கும் ம் படிக்கிறீங்களா ஓகே வேதாங்கானி வேதாங்கதயா பிரசித்தானி சிக்ஷிதா சிக்ஷாதீனி ஷத் சந்தி வேதாங்க தயா வேதங்கள் நான்குங்கிறத பார்த்தோம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வேதத்துக்கும் இல்ல அந்த ஃபோர் வேதாஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆன்சிலரி பார்ட்ஸ் ஆஃப் வேதாஸ் உண்டோ இப்போ மேத்ஸ் ஃபிசிக்ஸ் மெயின் எடுத்துட்டா மேத்ஸ் ஆன்சிலரி அப்படிங்கிற மாதிரி subject because you need that math background to understand certain physics வர்ற சிலதெல்லாம் அதுக்காக அதுக்கு ஒட்டுதலா இருக்கிற மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்பா அதே போல இங்கேயும் வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு you need six different branches of ancillaries to Vedas அது வேதாங்கதையா வேதத்தினுடைய அங்கம் ஆக இருக்கும் காரணத்தினால அப்படி பிரசித்தமாக இருக்கக்கூடியது சிக்ஷாதீனி ஷட்டு சந்தி சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பகா இன்னொன்னு விட்டுடுத்தே சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் ஆறு கரெக்ட் சோ ஆறு வேதாங்கங்கள் இருக்கின்றன தத்ர இயம் காரிகா உம் படிங்க இங்க ஆல்ரெடி இங்க எழுதியிருக்கு சிக்ஷா வியாக்கரணம் சந்தோ நிருக்தம் ஜோதிஷம் கல்ப ததா கல்பஸ்ச படிங்க ஸ்லோகமா படிச்சு கல்பஸ்ச கல்பஸ்ச இது ஷட் ஷட் அங்காணி வேத வேதஸ்ய ஆஹூர் இது எப்படி சொல்லுவோம் ஆஹுஹு மணீஷினஹ ஆஹுஹு மணீஷினஹ மணீஷிணः वेदस्य षट् अङ्गानि आहुः सो मनीषिणः इण्टेलिजेण्ट् पीपल् வேதசிய வேதத்தினுடைய ஷட் அங்கானி ஆறு அங்கங்கள் பார்ட்ஸ் ஆகுஹூ கூறுகிறார்கள் சோ வேதத்தினுடைய அங்கம் வேதத்தினுடைய பார்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா it is not the different parts which are there within the வேதாஸ்னு இல்லை these are all separate ancillary subjects which have been developed in order to explain the Vedas எப்படின்னா சிக்ஷாங்கிறது pronunciation so this explains the different pronunciations that you will find across the Vedas வியாக்கரணம் அஃப்கோர்ஸ் கிராமர் சந்தகா மீட்டர் நிருப்தம் வந்து எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஜோதிஷம் அஸ்ட்ராலஜி யூ நீட் இது வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எதுக்குன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு இல்லை it was developed as a science to determine the date and time for யாகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக உண்டான ஒரு வேதாங்கம் இது ஜோதிஷம் kalpaha கல்பம் வந்து it's more like geometry is included within கல்பம் அது எப்படின்னா அந்த யாகத்துக்கு உண்டான அந்த யாக குண்டம் எப்படி அமைக்கணும் ஸ்தாபத்தியம் தட் இஸ் uh, uh, எப்படி சொல்றது கல்பம் is more to do with how the யாகசாலா ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அதுல அந்த ஹோம குண்டம் எவ்வளவு தூரம் இருக்கணும் மேடை எப்படி இருக்கணும் எங்க ஒருத்தர் உட்காரணும் அதுக்கு உண்டான அந்த லேடெல்லாம் இருக்கு இல்லையா கரண்டி எல்லாம் வச்சுட்டு அவ பண்றா இல்லையா அதெல்லாம் எப்படி பண்றது அமைக்க வைக்கிறது இந்த மாதிரி more of a practical construction methodologies that will be useful for performing the யாகம் that are mentioned in the வைராஸ் அது வந்து கல்பம் இப்படி சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பகா இதுதான் ஷட் அங்கானி வேதஸ்ய லௌகிக சாகித்யம் ஏவம் வேத பிரமாணயே பிராமாண்யே ओ प्रमाण प्रमाण्ये हम्म। वेद प्रमाण्ये धर्म प्रतिपदके ज्ञान विज्ञान ज्ञानविज्ञानप्रदे पादके वाद् प्रतिपादके प्रतिपादके ज्ञान विज्ञान ज्ञानविज्ञानप्रदे च सुस्थिते सति वेदानुबन्धतया साहित्ये अपि आयुर्वेदो गान्धर्ववेदः शिल्पवेदः इत्- इति उपवेदाः अ, तत् तत्तत् विषयम् अधिकृत्य अ, प्रवृत्ताः वेदशब्दवाच्यताम् अ, भजन्ति ம், இதுல நடுவுல ஒரு வார்த்தை விட்டு போயிடுத்து தனுர்வேதா இருக்கணும் அந்த மூணு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம்னு பேரு சோ ஆக்சுவலி லௌகிக சாகித்யம்னு சொல்லி இது லவ் உபவேதாகான்னு சொல்லி லௌகிக சாகித்யம் that is Vedic text Vedic literature இல்லாத லௌகிக சாகித்யம் உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு வரும்பொழுது அதுல the first things that started off இந்த இந்த manner of a classical literature என்னன்னா நாலு வேதங்களுக்கும் உபவேதம் அப்படின்னு சொல்றோம் சப் சப் கேட்டகரிஸ்ல நாலு வேதங்களை சொல்றோம் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு உபவேதம் உண்டு லைக் ரிக்ய ரிக்வேதத்துக்கு ஆயுர்வேதா உபவேதா யஜுர்வேதத்துக்கு தனுர்வேதா உபவேதா சாமவேதத்துக்கு வந்து கந்தர்வ வேதம் காந்தர்வ வேதம்ங்கிறது உபவேதம் அதர்வண வேதத்துக்கு சில்ப வேதா உபவேதா ஆர் ஸ்தாபத்தியம் போ இதுல ஏவம் இவ்வாறு வேத பிராமாண்யே தர்ம பிரதிபாதகே ஞான விஜான பிரதேச்ச சுஸ்திதே சதி இவ்வாறு வேதத்துக்கு ஒரு பிராமணியம் இருக்கும் பொழுது that is when when there is an evidentiary proof for Vedas are to to understand that Vedas is the ultimate proof for everything அப்படிங்கிறது வென் திஸ் இஸ் சோ தர்ம பிரதிபாதகே தர்மத்தை அதுதான் வந்து பிரதிபாதகம் பண்றது அப்படின்னு நமக்கு இருக்கும் பொழுது when it is well established so that dharma is being uh, uh, expounded by Vedas, jnana vijnana prade, and it is Vedas which give us that jnanam and vijnanam, both knowledge and science. அப்படின்னு இருக்கும் பொழுது தனித்தனியா இருக்குது ஞான விஜான பிரதே சுஸ்திதே இருக்கும் பொழுது வேத அனுபந்தத்தையா as an ancillary subject to Vedas லௌகிக சாகித்யே அபி even in the classical literature you find four upavedas that are present Ayurveda धनुर्वेदः गान्धर्ववेदः शिल्पवेदः इति उपवेदाः தத்தத் விஷயம் அதிகிருத்திய அந்தந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தட் இஸ் ஆயுர்வேத அதிகிருத்தியன it is based on ayush life it is a subject that is based on treating with life so ஆயுர்வேதம் அதுக்கு அப்புறம் தனுர்வேதம் இட் டீல்ஸ் வித் ஆர்ச்சரி காந்தர்வவேதம் காந்தர்வம் கர்சே it deals with music and arts சிற்பவேதம் டீல்ஸ் வித் ஸ்கல்ப்ச்சர் தத்த் விஷயம் adikrutya it is basing itself on each and every particular subject matter ப்ரவృతாஹ these upavedas have begun and they also have the name of veda veda shabda vachyatam bhajanti சரியா ஞான விஞ்ஞான பிரதேன பிரதேன வாட் இஸ் மீன் பிரதே பிரதே கொடுக்கிறது ததாதி பிரதா இப்ப ஞான பிரதா அப்படின்னா one who gives knowledge and பிரவிருத்தாக பிரவிருத்தாக they have begun are they are found in this manner okay okay பிரவிருத்தாகனா usually they are they begun as a Veda uh, uh, which uh, which is based on these particular uh, இது அந்தந்த விஷயத்தை அதிகாரம் செய்து அந்த விஷயத்தை பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டன அப்படிதான் எடுத்துக்கணும் okay so that means these are Ayurveda வந்து ayush but it's also medicinal yes ஆயுஷ்னா மெடிசினல் எதுக்கு why do we go for medicine dealing with life அது Okay, then Dhanurveda only it focuses only on archery or other forms of other forms of uh, idu also other forms of uh, anything to do with artillery. Hmm. So அதே மாதிரி Shilpa Veda போது it deals only with sculpture or painting and things like that. So uh, between Gandharva Vedam and Shilpa Veda, I think you will find Gandharva Vedam is more like singing and ah. dance, and uh, this should have painting and other arts, I guess. Hmm. Okay. Yeah. So Upavedaha, uh, hmm. Gandharva Veda, uh, Sarigama Padani iti Sapta uh, Swara Shobhitam Sankita Shastram Natya Shastram cha Antarbhavati. Hmm. Gandharva Vede, hmm. Gandharva Vede. Ah, Gandharva. So गान्धर्ववेदे सरिगमपदनी इति सप्तस्वरशोभितं सङ्गीतशास्त्रं सो सङ्गीतशास्त्रं which is actually in the laukika sahityam is like the main heading madri because we had vaidika sahityam inge illaya so samskrita vibhagahanu potu and then from nama auchityam it is only the vedas so this is these are all vaidika sahityam now from this section from upavedas section onwards you have laukika sahityam okay so ಗಾಂಧರ್ವ ವೇದೆ ಇನ್ ಗಾಂಧರ್ವ ವೇದ ಸರಿಗಮ ಪದನೀನ ಸಪ್ತಸ್ವರ that which is decorated by the seven swaras அப்படிப்பட்ட சங்கீத சாஸ்திரம் சங்கீத சாஸ்திரமும் நாட்டிய சாஸ்திரமும் அந்தர்பவதி உள்ளடங்குகின்றன are included both the science of music and the science of dance are included in Gandharva Veda. The science of music has uh, is decorated by the seven swaras, or it is based on the seven swaras. சொல்லுங்க இந்த ஆகம சாஸ்திரம் ஆகமம்ங்கிறது இந்த சில்ப சாஸ்திரத்துல வருதா இல்ல கல்பமா இல்ல சம்திங் ஆகமம் தனி ஆகமம் வந்து தனி அது வந்து சைவாகமம் வைஷ்ணவாகமம் சாக்தம் அப்படின்னுட்டு அது வந்து சரியா ரூபத்துல வரக்கூடியது அதுக்கு வந்து ஆகமங்களையே வந்து வேதமா ட்ரீட் பண்றது ஒரு இது அந்த அதுவும் அந்த டெம்பிள் லிட்ரேச்சர்ல டெம்பிள் கஸ்டம்ஸ்லயும் ட்ரெடிஷன்ஸ்லயும் உங்களுக்கு அவளுக்கு வந்து ஆகமங்கள் தான் வந்து ஒசத்தி ஏன்னா அது பிராக்டிஸ் அண்ட் இது ஆஃப் த டெம்பிள்ஸை பத்தி சொல்றது கஸ்டம்ஸ் இன் த டெம்பிள்ஸ் அதை பத்தி சொல்றது அது தனி கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் லௌகிக சாகித்யத்துல வரும் ஜாமெட்ரி வந்து டெம்பிள்ஸுக்கும் அப்ளை ஆகுதுங்கிறது அதுதான் இந்த ஷில்ப வேதகாங்கிறது இருக்கு இல்லையா இந்த உபவேதத்துல உங்களுக்கு ஸ்தாபத்திய வேதம்னு பேர் அது சோ அதுல உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள்ஸ் எல்லாம் வந்துரும் அதுக்கு அடியில வேணா போட்டுக்கலாம் ஆகமங்களை ஆனா ஆகமம் deals with has a lot to do with சரியா puja and the construction of the temples are also there மூர்த்தி எப்படி கன்சல்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் உற்சவ மூர்த்தி எப்படி பண்ணணும் இந்த மூர்த்தி எப்படி செல செதுக்கணும் அதெல்லாமும் இருக்கு எல்லாமே ஸ்வயம்பூ கிடையாது இல்லையா ஸோ அதுக்கு வடிவம் கொடுக்கறதும் இந்த சில்ப வேதத்துக்கு அடியில வரும் ஆனா சரியா பார்ட்டு எதுல வரும்னு எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி ஆகமம் வந்து uh, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க ஸோ ஆகமத்தில் வந்து it's actually a protocol like a standard operating protocol So they specify which Vedic mantras to use for which particular deity, for which occasion. அது மாதிரிலாம் உண்டு and how to decorate decorate பண்றது அது மாதிரிலாம் உண்டு I know there was a controversy generally எங்க நாங்க கோவில்ல வந்து தபதிக்கும் பிரீஸ்டுக்கும் அவர் விசிட் பண்ணும்போது அடிக்கடி தேர் டு பி பிகாஸ் அவர் வந்து ஒரு விதமா சொல்லுவார் from his Shilpa Shastra and from Agama Shastra அவர் priest to say something else so that resolve something எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் will recite some shlokas and argue about it you know right So I know that there's some overlapping things. But mainly, நீங்க சொன்ன மாதிரி ஆகமம் has to do with temple protocols, yes and Shilpa has to do with architecture, yes temple yes architecture. Correct हा। गान्धर्ववेदस्य नाट्यवेद इति शिल्पवेदस्य स्थाप स्थापत्यवेद इति च नामान्तरमस्ति ம், நாமாந்தரம் அந்நத்து நாம நாமாந்தரம் சோ காந்தர்வ வேதஸ்ய காந்தர்வ வேதத்திற்கு நாட்டிய வேதம் அப்படின்னு இன்னொரு பேரு சில்ப வேதத்திற்கு ஸ்தாபத்திய வேதம் அப்படின்னு இன்னொரு பேரு ஸ்தாபத்தியனாலே ஸ்தபதிங்கிறோம் ஸோ அதுல ஸ்தபதிங்கிறவர் தான் வந்து ஆர்கிடெக்சருக்கு who is the architect of the temple அவருக்கு ஸ்தபதின்னு பேரு ஸோ ஸ்தாபத்தியங்கிறது அவருடைய கர்மா ஸ்தபத்தேகே கர்மா அல்லது ஸ்தபதிஹி ஏவ ஸ்தாபத்தியகான்னு சொல்லலாம் an architecture or an architect ரெண்டு பேருமே புற கிராம தாட்டகாராம தேவாலயாதி நிர்மாணே சமுபயுக்தம் வாஸ்து சாஸ்திரம் வேத அந்தர் வேதே அந்தர்பவதி புற நகரம் டவுன்ஸ் கிராம வில்லேஜ் தடாக ஆராம தடாகம்ங்கிறது குளம் ஆறாம இதையும் ஒன்னா விடுறேன் ஸோ தட் இட்ஸ் ஈஸியர் தடாக ஆறாம தேவாலயாதி நிர்மாணே தடாகம் குளம் கொட்டை வெட்டுறது அதுக்கப்புறம் ஆறாம கார்டன்ஸ் உத்தியானம் தோப்பெல்லாம் வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் எங்க இருக்கணும் அந்த மாதிரி தேவாலயம் கோவில்கள் அதனுடைய நிர்மாணங்கள் நிர்மாணத்தில் சமுபயுக்தம் உபயோகம் செய்யப்பட்ட வாஸ்து சாஸ்திரம் என்பது சில்பவேதே அந்தர்பவதி So ஷில்பவேதம் can can so so other things also in it வாஸ்து சாஸ்திரம் is is other smaller aspect of it actually வாஸ்துங்கிறது ஆல்சோ டீல்ஸ் வித் அந்தந்த எந்தெந்த தேவத்தை எந்த மூலையில இருக்கா எது நார்த் ஈஸ்டுக்கு இது ஈசான்ய மூலை இல்ல இங்க இதை வைக்கலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா இப்போ வந்து வாஸ்து சாஸ்திரம் has develop into bigger concept today but it was part of construction generally எப்படி டவுன் பிளானிங் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரம் was part and parcel of it சம் உபயுக்தமா சமுபயுக்தம் சமயக்கு உபயுக்தம் that which well used in the construction of cities villages குளம் குளம்னா lakes tanks and gardens and temples நான் ரெஸ்ட் ஹவுஸ் நினைச்சேன் ஆறாம்னா ஆறாம் கரோ இருக்கலாம் ஆக்சுவலி சம்ஸ்கிருதத்துல நான் ஆறாமகான உத்யா உத்தியானம்ங்கிறதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உபவனம்னு தான் அர்த்தம் ஆமா கிரகம்னு இருக்கு ஆனா வீட்டினுடைய ஒரு உபர அது அப்படிதான் சொல்றா வீட்டுல இருக்கக்கூடிய கார்டன் நெக்ஸ்ட் யதா வேதாக உபவேதாக ச சத்வாரோ ஞான விஜான பிரதானே பிரசித்தாக ததா பாரதம் பஞ்சமோ வேத वेद प्राचेत प्राचेत आसी साक्षा रामायणात्मना सूक्ति सूक्तिभ्यां महाभारत भारती भारतीय इतिहास वेदात्मक सुप्रसिद्ध हम्म। इप यथा वेदाः उपवेदाः च चत्वारः ज्ञानविज्ञानप्रदाने प्रसिद्धाः जस्ट् इस् हौ வேதம் உபவேதம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஞானம் விஜானம் ஞானம் விஜானம் இதை கொடுப்பதில் பிரதானே பிரசித்தாக பிரசித்தி பெற்றவைகளாக இருக்கின்றனவோ ததா அதே அவ்வாறே ராமாயணம் மகாபாரதமும் உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய உருவமாக இருக்குன்னு உங்களுக்கு பிரசித்தமா இருக்கு So just as how Vedas and Upaveda, Upavedas, which are four in number each, there are four Vedas and Upavedas are four. They are famous for giving the knowledge on giving knowledge and science yeah so jnana vijnana பிரதானே tatha in the same manner you have Ramayana and Mahabharata also which are in the form of Vedas அது எப்படி there are two popular sayings one is bharatam panchamo vedaha abdin இருக்கு இதுல வந்து there is a இது ஆக்சுவலி என்னன்னா பாரத பஞ்சமோ வேதகாங்கிறத பரத நாட்டிய சாஸ்திரத்தை சொல்றதாவும் இருக்கலாம் இது நான் போன தரமே சொன்னேன் செகண்ட் படிக்கிற படிக்கிறச்சேயே சொன்னேன் பாரத பஞ்சமோ வேதான்னு ஒரு சுக்தி இருக்கு அதனால மகாபாரதம் is considered is the fifth வேதான்னு சொல்றா இட்ஸ் ஆக்சுவலி நாட்டிய சாஸ்திரம் which is considered is the fifth வேதான்னு ஒரு ஒரு கட்சி இருக்கு there is this thing about it theory but here he takes it to mean as மகாபாரதம் ஸோ மகாபாரதம் இஸ் த ஃபிஃப்த் வேதா அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா சுக்தி there is a saying that பாரத பஞ்சமோ வேதா இன்னொன்னு வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னுட்டு ராமாயணத்தை பத்தியும் ஒரு லைன் இருக்கு சுக்தி there is another saying about Ramayana which is that சாட்சாத்து ராமாயணாத்மனா directly in the form of ராமாயணம் வேத வேதமானது பிராச்சேசதா பிராச்சேதசாத்து ஆசீத்து வால்மீகேகே வால்மீகி முனிவரிடமிருந்து வேதமானது சாட்சாத் ராமாயண உருவமாக வந்தது அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையோ it just emanated from Valmiki Veda emanated from Valmiki இந்த ஃபார்ம் ஆஃப் ராமாயணம் இது சூக்திபியாம் பை தீஸ் டூ சேயிங்ஸ் ராமாயண மகாபாரதையோகோ ராமாயண மகாபாரதத்தினுடைய பாரதிய யோகோ பாரதத்தினுடைய இதிகாசமாக இருக்கும் ராமாயண மகாபாரதத்தினுடைய வேதாத்மகத்துவம் வேதமாக இருக்கும் தன்மை சுப்பிரசித்தம் நன்கு பிரசித்தமாக இருக்கிறது ஓகே ராமாயணாத்மனா அந்த ஆத்மனா சொல்றதுனோட மீனிங் இங்க என்ன வருது ராமாயண ஸ்வரூபேண ஆத்மாங்கிறது ஸ்வரூபம் ஸ்வரூபேண ம். ராமாயண ரூபேண சாட்சாத் வேதா ஏவ பிராச்சேசதாத் பிராச்சேத்தசாத் ஆசீத் மேல. वाल्मीकि वेदव्यासौ काव्यं காவிய மரியாதையா காவிய மரியாதையா பாரதீய சம்ஸ்கிருத பிரவருத்த காவ பிரவருத்த காவபூதாம் அது வந்து பிரவருத்த கௌ பிரவர்த்த கௌ அபூதாம் ஓ கௌ அபூதாம் ஏச்சோ அயவாயாவக அந்த ஔ ஆவ மாறுறது ஆவ ஆதேச சந்தி இது ஔ பிகம்ஸ் ஆவ ஃபாலோட் பை அனதர் வவல் பாரதீய சம்ஸ்கிருதி பிரவர்த்தகோ சோ வால்மீகி அண்ட் வேதவியாச காவிய மரியாதையா because they followed the principles of காவியம் ஒரு காவியத்தினுடைய uh, மரியாதைன்னு லிமிடேஷன்ஸ் காவியத்தினுடைய லிமிடேஷன்ஸை வச்சுட்டு பாரதிய சம்ஸ்கிருதி பிரவர்த்தகோ ஒரு பார பாரதத்தினுடைய சம்ஸ்கிருதியை வந்து ஆரம்பிக்கிறவர்களாக பிரவருத்தாக பார்த்தோம் இல்லையா ஆரம்பம்னு அதே போல பிரவர்த்தகம்னா த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த சம்ஸ்கிருதி ட்ரெடிஷன் கல்ச்சர் ஆஃப் பாரதம் அப்படி இந்த வால்மீகியும் வேதவியாசாலும் ஆனா அபூதாம் அபூத் அபூதாம் அபூவன் என்ன லக்காரம் இது லுங் अभवत लंग अभूत लुंग अभूत वंददन लुंग लकारः this is also another past there are totally three past uh, tenses yeah three past tenses are ling lung lit இது மூணுமே உங்களுக்கு பாஸ்ட் லங் தான் நமக்கு வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அபவத் அபஷ்யத் அப்படின்னு லுங் இஸ் அபூத் adrakshit. it will take on the original form of the dhatu. So bhu bhav sulram. Bhu is the dhatu. So usually you can recognize it by it taking the form of the original uh, இது ததாத்தின்னு இருக்கும் ஒரு ததாத்தின்றதுன்னா அதாத் அப்படின்னு வந்தது அததத்துன்னு வந்தா இட் இஸ் லங் ததாத்தி லட்டு மாதிரியே வர்றது லங் வெர் இஸ் லுங் goes back to the original root form So adat, uh, adrakshit, abdin. So it's, it's interesting they're quoting Mahabharatam and Ramayana because Ramayana Bhartavarakyu, mostly it's about good things you're supposed to do. There's all there's some bad things. Whereas Bharatam is all about, you know, all the bad things. No, அப்ப அப்படி இல்ல ஆக்சுவலி நோ நோ நோ அதுல தர்ம பிரதானம் எக்கச்சக்கமா இருக்கு we don't read most of it see when you read the condensed version of the whole மகாபாரதம் or when you are seeing it on screen you தர்மோபதேசத்தை பத்தி நம்ம வந்து பேஜ் பேஜா சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்கிரீனா சொல்லிட்டு இருந்தா it become boring for someone to you know read it as a story in a condensed version but if you take the original மகாபாரதம் at every point there will be a தர்மோபதேசம் சும்மா ஏதோ ஒரு ரிஷிய பாப்பார் யுதிஷ்டர் உடனே அவர் வந்து தர்மத்தை பத்தி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவார் that sort of every incident every story has a moral every story within கடைசியில பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது எல்லாம் சமரைஸ் பண்றார் அவர் பகவான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஊழல் தான் நடந்திருந்தது இல்ல இல்ல இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றது see the story that we read uh, whether it is, uh, you know, our Yare R.C. Rajagopalachari's Mahabharatam, which is the most famous thing that we've all, I have read at least. So அது இல்ல the store, Amar Chitrakata, even the B.R. Chopra's Mahabharatam. See, they, they need to make it interesting as a story for the readers. but original படிக்கிறச்சு நிறைய இட்ஸ் அதனாலதான் பாகவதம் புரியும் அப்பதான் Mm-hmm. பாகவதம் ஆரம்பிக்கிறச்சே வந்து Vyasa is extremely dejected is is you know I don't know why I feel dejected அப்போ வந்து நாரதர் வந்து சொல்றார் you spend too much time on dharma in writing in மகாபாரதம் தர்மா ரைட்டிங் அதனால நீ வந்து பக்தியை பத்தி வசத்தியா சொல்றதுக்காக நீ வந்து பாகவதம் எழுதியானும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றார் சோ இஸ் டூ மச் தர்ம விஷயம் அதுல எதுல தர்மம் என்னத்தினால அது தர்மத்தை பத்தி பேசுறதோ அதனாலதான் வந்து அது ஜெயம் அப்படின்னே மகாபாரதத்துக்கு பெயர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் தர்மம் அத்தைவ பாரதியா நாம் வேதா இவ ராமாயண மகாபாரதே பிரமாண கோ பிரமாண கோட்டாவன் அதே மாதிரி பிரிக்கணும் ಮುಂದಿನ ಒಂದು ಪ್ರವರ್ತಕೌ பிரமாண ಪ್ರಮಾಣ ಕೋಟೌ ಅಂತರ್ಭವತಃ ஆகையினால் பாரதியானாம் பாரத தேசத்தில் இருப்பவர்களுக்கு வேதங்களை போல் ராமாயண மகாபாரதே ராமாயணமும் மகாபாரதமும் பிரமாண கோட்டௌ அந்தர்பவதா பிரமாண கோட்டி அதாவது பிரமாணமாக இருக்கும் அந்த ஒரு it it enters the category of pramana ಅಂತರ್ಭವತಃ it is included in the category ಕೋಟಿನ கேட்டகரின்னு அர்த்தம் section it it has entered into the section of evidence or பிரமாணம் ப்ரூஃப் இதெல்லாம் தான் வேலிட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு நம்ம வேதத்தை எடுக்கிற மாதிரியே வி ஆல்சோ டேக் ராமாயணம் அண்ட் மகாபாரதம் as a valid proof for our life பிராதானியம் ச பஜதா they also enjoy an importance both these two ராமாயணம் அண்ட் மகாபாரதம் இது இது என்ன சந்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த சோ இது வந்து actually I wanted to look at நம்மளோட இதுலயே வந்து சமாச குஸ்மாவளி இருக்கு இல்லையா அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லுவா ஏச்சோ அயவாயாவகான்னுட்டு ஒரு சூத்திரம் இருக்கு அதுல ஒரே ஒரு நிமிஷம் அந்த புக்ல அந்த மகேஸ்வர சூத்திரம் இல்லையா இன்னொன்னு மகேஸ்வர சூத்திரம் இருக்கட்டும் அது வேண்டாம் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சந்தி விவேகால I'm just trying to see what label சித்தூர்ல கொடுத்துருக்குன்னுட்டும் so that I can use that word for you விருத்தி இல்லாத எணாதேசமும் இல்ல அவாதேச அயாதேச சந்தி அவாதேஷ சந்தின்னு ரெண்டு கொடுத்துருக்கா ஓகே இது அந்த சம்ஸ்கிருத பாரதியில இருக்கு இல்லையோ பரிச்சையில ஆ இருக்கு செகண்ட் ஒன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சம்ஸ்கிருத பாரதி செகண்ட்ல இருக்கு ஐ வில் ஜஸ்ட் குவிக்கா I go through that so that உங்களுக்கு தெரியும் யூஸ்வலி இந்த இந்த சூத்திரத்துக்கு வந்து ஏச்சக ஐ அவ் ஆய் ஆவ் ஏச்சோ அயவாய் ஆவஹ அப்படின்னுட்டு இருக்கு இதுல வந்து என்னன்னா ஏச்சுங்கிறது வந்து என்னென்ன லெட்டர்ஸ்னா மகேஸ்வர சூத்திரம் படி ஏ ஓ ஐ out. out. Mm. Okay. So இப்போ ஏக்கு பதில and when these are all followed by any vowel behind it any அச் உங்களுக்கு பின்னாடி ஒரு அச் இருந்ததுன்னா அதாவது if these these are followed by an அச் தென் ஏ இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஐ O is replaced by av, A, I is replaced by I, AU is replaced by av. So, so irrespective of what the arch is, irrespective of what the arch is, because the change yes. with the same one, it becomes dirga. Ama, correct. Without a dirga. If there is a dirga, then it becomes dirgham. Correct. Uh, actually, and the பூர்வ ரூபம் அதெல்லாமும் இருக்கு தேர் ஆர் சம் பூர்வ ரூப சந்தி ஹரே அவ இருந்ததுன்னா ஹரேவ அப்படி இருக்கும் அது மாதிரிலாம் தேர் ஆர் இது the example that we are seeing is only this இந்த அவுவை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதுல பிரவர்த்த கவு பிளஸ் இப்ப எது பார்த்தோம் அந்தர்பவதா இல்லையா கோட்டவ் பிளஸ் அந்தர்பவதா அந்தஹான்னு போடுறேன் இதுல இப்போ கோ இட்டு அவுன்னு இருக்கோ இல்லையோ அவு and then you have a so it's always the இதுக்கு நடுவுல தான் உங்களுக்கு அச்சுக்கு நடுவுல தான் உங்களுக்கு வந்து சந்தி ஆறுது இந்த இடத்துல இப்போ அவு பிளஸ் ஆ கம்ஸ் ஸோ கோ அதுக்கப்புறம் இட் யூ ரீப்ளேஸ் அவு வித் ஆவ் அவ்வளவுதான் you don't replace both So this is replaced by av. Then you still have the a here. அப்போ இப்போ இத சேர்த்து கோ டபுள் எதுக்கு ஆ பிளஸ் ஓ அவ் ஓகே கரெக்ட் ஆ இப்பு தானே அந்த இடத்துல அவ்வளவுதான் சோ கோட்டா வந்தா I was thinking it was கோட்டா வந்தா கோட்டா வாந்தா இல்ல இல்ல இங்க ஆ இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஆனு வரும் கோட்டா உ பிளஸ் ஆதரஹா அப்படின்றதுன்னா கோட்டா ஆதரஹான்னு வரும் ஓகே நீங்க இந்த புக்கில சொன்னா இல்லையா அந்த சந்தி விவேகா அதுல அந்த இது பேஜ் செவன்டீன்ல அவாவா அந்த அந்த சந்தி இருக்கு இல்லையா ரெண்டாம் அதுல செகண்ட் செக்ஷன் வந்து எகாராதோ பிரத்யே பரைய கொடுத்திருக்கா அதாவது எனி பிரத்யா if it is followed by any பிரத்யா பிகினிங் வித் யா அதெல்லாம் தனியா ரூல்ஸ் இது அப்படியே இட் ஃபாலோஸ் இது உங்களுக்கு சித்தாந்த இருக்கிற இட் ஜஸ்ட் ஃபாலோஸ் சோ அதனால பரே பரேன்னு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அவாதேசத்துல அந்த யக அவுக்கார இது கோ பிளஸ் எத்து ஓ இருந்தா கூட கவ்யம்னு மாறுறது இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்பெசிபிக் சூத்திரம் இருக்கு அது படிக்கிறச்ச நம்ம அது ஸ்பெசிபிக்கா பார்ப்போம் சரியா சோ பிரமாண கோட்டௌ அந்தர்பவதா பிராதான்யம் ச பஜதா பிராதான்யமும் அதுக்கு இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் வந்து புராணங்கள் வேற யாராவது படிக்கிறீங்களா I missed the spelling. I mean, the meaning of the Pramana Kota which in the grammar ல மறந்து போயிட்டேன். What is oh the- okay okay சரி ஓகே சோ பாரதீயானாம் வேதாக இவ for those who are all in for those who belong to Bharatam வேதாக இவ just is how Vedas are proof பிரமாணம்ங்கிறச்சே proof valid Oh, proof Pramana is proof. Okay. proof. So pramana koti koti is uh, <coughs> uh, um, uh, section. It it goes into the section. It is antarbhavataha. It is included into the section of pramanam proof, valid proof. So both Ramayana and Mahabharata are included under the category of valid proofs, just as how Vedas are valid proofs for us. And they also enjoy an importance, like the Vedas. Clear? சரி ஆம், வேற யாராவது படிக்கிறீங்களா Lakshmi Okay. Can I'll you? go. I'll go. Oh okay சரி நீங்களே யார் படிங்க. பண்றா? Okay, Somebody has to go. That's okay. ஆ, நீங்க படிங்களேன் ஆ, I've not read no this chapter at all. So. புராணானி पुराणानि संस्कृतस्य लौकिकवाङ्मये अष्टादशपुराणानि उपपुराणानि नानविधानि तन्त्राणि च प्रादुर्भूतानि ம். संस्कृतस्य लौकिकवाङ्मये लौकिकवाङ्मये in the classical literature of సంస్కృతం అష్టాదశ పురాణాని ఎయిటీన్ పురాణాస్ ఉపపురాణాని ఉపపురాణங்கள் நானாவிதானி பலவிதமான தந்திராணி தந்திரங்கள் தந்திர சாஸ்திரம்னு தனியா இருக்கு தந்திர சாஸ்திரம்ங்கிறது மந்திரத்தை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுண்டு அது என்னென்னலாம் நமக்கு வந்து உடம்புல எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது how do you view the the universe versus the ஜீவன் it is also philosophical text but it is more to do with மந்திர சாஸ்திரம் அதுதான் தந்திரம் அந்த தந்திரங்கள் இதெல்லாம் பிராதுர்பூதானி தேவர் கிரியேட்டட் தந்திரம் மந்திரம் I don't know what exact English equivalent is for that மந்திரம்ங்கிறது it's not a ritual it's actually more of a it's not open sesame மாதிரி it's a curse what is it அந்த கர்ஸ்லாம் இல்ல மந்திரம்ங்கிறது அத டிரான்ஸ்லேட் பண்ண முடியல spell is it a spell ஸ்பெல்னு சொல்லிக்கலாம் yeah yeah i guess that's the closest you can come or it's a it's a vedic hymn hmm. it's like a formula formula and tantra mudhi it is action some kind of action i guess ama it's uh, uh, putting it into practice tantra tantram practice okay sorry uh, the ceremony right a framework for the hmm. mantra. okay so it has to go hmm. together yes pradur bhutani so uh, ah, okay. utpannani so they've been established okay अष्टादश पुराणानां कर्ता सत्यवती सुतः इति सूक्तया वेदव्यासः चतुर्लक्ष तरुलक्ष लक्षश्लोकैः लक्षश्लोकैः अष्टादशपुराणानां संहितां विरच्य सूतपुत्राय पुत्राय रोमहर्षणाया அகதயத் कथयत् कथयति कथयति इति ज्ञायते அஹ், அகதயத் இது ஞாயதே ओके அஷ்டாதச இது வந்து ஒரு ஸ்லோகம் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா பதினெட்டு புராணங்களினுடைய கர்த்தா கிரியேட்டர் யாருன்னா சத்யவதியினுடைய பிள்ளை அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு ओके அஹ், அதுபடி I'm just ஒரே ஒரு நிமிஷம் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்தியவதி சுதா ஃபுல் ஸ்லோகம் இருக்கணும் சூக்தியா சூக்தினா அது வெறும் இட் இஸ் ஜஸ்ட் பாரத ஆக்கியான அகிலம் சக்கரே தது உபபிரம்மணம்னு இருக்கு I just wanted to check the second part of that கிரந்தத சதுர் சதுர்லக்ஷம் புராணம் முனிபுங்கவஹா யா சூத சம்ஹிதைன்னு ஒரு புக் இருக்கு அதுல வந்து you find this quotation which says the first part is கிரந்ததா சதுர்லக்ஷம் ஃபோர் லேக்ஸ் ஸ்லோகாக கிரந்தததுர்லக்ஷம் புராணம் முனிபுங்கவக அஷ்டாதச புராணானாம் பதினெட்டு புராணங்களினுடைய கர்த்தா எழுதினவர் சத்யவதி சுதா the son of Satyavati so இதி சூக்தியா அப்படிங்கிற ஒரு சூக்தியினால பை திஸ் சேம் வேதவியாசகா சதுர்லக்ஷ்லோகைஹி நாலு லட்ச ஸ்லோகங்களினால் அஷ்டாதச புராணானாம் சம்ஹிதாம் விரச்சிய ஆஃப்டர் ரைட்டிங் த சம்ஹிதா சம்ஹிதான கலெக்ஷன் ஆஃப் எயிட்டீன் புராணாஸ் இந்த பதினெட்டு புராணங்களினுடைய ஒரு சம்ஹிதை சேர்க்கையை விரட்சிய செய்துவிட்டு சூதபுத்திராய சூதர்னுடைய பிள்ளையான ரோமஹர்ஷணன்ங்கிறவருக்கு அகதயத் இத சொன்னார் ரோமஹர்ஷனான்னு அவருக்கு பெயர் சூதாங்கிறது is a category of person so அந்த சூதாங்கிறது oh. என்னன்னா க்ஷத்ரிய uh, uh, ஒரு க்ஷத்ரியனுக்கு பிராமண பெண்ணு அவ ரெண்டு பேருக்கும் பிறந்த கேட்டகரிக்கு காஸ்டுக்கு வந்து இன்டர் காஸ்ட்ல வந்து ஒவ்வொரு இன்டர் காஸ்ட்லயும் பிறந்த வம்சத்துக்கு வந்து வேற பேர் இருக்கு சூதங்கிறது வந்து க்ஷத்ரியாத்து விப்ரகன்யாயம் அதாவது பிராமண பெண் அந்த கேட்டகரியில பிறந்தவர் ரோமஹர்ஷனாங்கிறவர் ஸோ சூதபுத்திராய ரோமஹர்ஷனாய அகத்தையது அஷ்டாதச புராணங்களும் அவருக்கு சொன்னார் அதனால்தான் you will find in most of the புராண சூத உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கும் ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஒரு கேதரிங் இருக்கும் அந்த கேதரிங்ல வந்து கார்த்தால அவ யாகம் பண்ணுவா மத்தியான வேலையில என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த சூத்தரை கொண்டு வந்து மேடையில உட்காத்தி வச்சு கதை சொல்லுங்கோ அப்படின்னு கதாகாலக்ஷேபம் நடக்கும் இவாள்லாம் வந்து அந்த கதா சொல்ற category so this is different from shuka சுகர் வந்து வியாசரோட பிள்ளையாச்சே பிள்ளை இல்லையா அது வந்து வேற அந்த பாகவதம் தான் அது புள்ளி பாகவதம் he is considered as a Brahmin right because உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுறது அப்பா வந்து பிராமணாலா போயிடுறா இல்லையா so the parent it's the patriarchy system தானே ஓகே சோ சதுர் சதுர் சதுர்லக்ஷ ஸ்லோகைஹி வந்து தே ஆர் எம்பாடிட் இன் இந்த இந்த eighteen Puranas yes yes four lakhs ஆமா ஏன்னா uh, இதுக்கு வந்து எயிட்டி தௌசண்ட் இருக்கு பத்ம புராணத்துக்கு பாகவதத்துக்கு சம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் there are so many slokas uh, வேற யாராவது டவுட் இருக்கா பேசுறேன் ஆஹ் சொல்லுங்க சாரு சூத்த புத்திரன் அப்படின்னா மகாபாரதத்துல வந்து கர்ணன் சோ அந்த சூத புத்திரகாங்கிறச்சு சூதகான சேரியட்டியர்னு பேரு சோ சூத also means a Kshatriya and பிராமணாக்கு பிறந்தவர்னு ஒரு இது இருக்கு he can also be a charioteer அந்த வேலை இப்போ க்ஷத்ரியனுக்கும் பிராமணனுக்கும் பிறந்தவா it depends on what characteristic they have or what career they want to pursue if they want to take up a career of a Kshatriya they could very well do that also or இந்த மாதிரி ஒரு பிராமணனுடைய கெரியரை எடுத்துக்கிற அந்த ஒரு டெண்டன்சி அவளுக்கு இருந்ததுன்னா கூட they could take that to so depending on what their samskaram was they took up that career அதுல ராதேயன் வந்து அதாவது கர்ணனுடைய அப்பா வளர்ப்பு தந்தை வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு தேரோட்டியா இருந்தான் அதனால ஹி பிகேம் சூத்தக சூத்த புத்திரக இந்த சென்ஸ் சாரியட்டியரோட புள்ள அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டான் கிளியர் ஓகே தந்திர வித்யா ஒரு அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா பதினெட்டு புராணங்களினுடைய எழுத்தாளர் யாருன்னா சத்தியவதி சுதா சத்யவதியினுடைய பிள்ளை அப்படிங்கிற சூக்தியா பை திஸ் வச்சனம் வேதவியாசா வேதவியாசா சதுர்லக்ஷ ஸ்லோகைஹி அஷ்டாதச புராணானாம் சம்ஹிதாம் விரச்சிய இங்க ஒரு காமா ஏன்னா யூஸ்வலி லியப்பு துவாலாம் ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டுருணும் Vedavyasa after creating the collection of eighteen Puranas using four lakhs slokas so in four lakhs slokas so நான்கு லட்ச ஸ்லோகங்களினால் பதினெட்டு புராணங்களினுடைய ஒரு கலெக்ஷனை வந்து விரட்சிய எழுதிவிட்டு சூதபுத்திராய சூதனுடைய பிள்ளையான ரோமஹர்ஷனாய ரோமஹர்ஷனர் என்ற பெயர் கொண்டவருக்கு அகதயத் கூறினார் இது ஞாயத்தை it is known through this இது சூக்தியா நியாயத்தை you connect these two it is known through this saying that Vedavyasa created the eighteen Puranas and told it to Romaharshana So uh, அது திடீர்னு எங்கேயோ இட்ஸ் ஜஸ்ட் கிராப்ட் அப் மாதிரி இருக்கு ஸோ பிகாஸ் அதனால தான் நான் அந்த ஒரிஜினல் ஸ்லோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைனா சொன்னேன் சரி ஒரிஜினல் ஸ்லோகாவோட இப்போ if you had not mention that தெரியாது ஏதோ திடீர்னு ஏதோ சத்துர்லட்ச ஸ்லோகம் திடீர்னு நடுவுல எங்க வந்தது அப்படின்னு ஒரு டிஸ்கனெக்ட் மாதிரி இருந்தது அது அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இல்ல டியூரிங் கிளாஸ் அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன் உட்காந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் <laughs> Other, can you repeat that one? What was that? The first part, Granthataha, um, Granthatascha Chaturlaksham, Puranam Munipungavaha. Granthatasta? Chaturlaksham. Hmm. ग्रन्थतश्च चतुर्लक्षं पुराणं मुनिपुङ्गवः or munipungavaha if it is being addressed to a set of people to whom you are describing Vyasa, then you can say munipungavaha, hey munipungavaha, சத்தியவதி சுதகா தான் இந்த மாதிரி நாலு லட்சம் ஸ்லோகத்தோட ஒரு புராணம் பண்ணிருக்கார் அப்படின்னு புங்கவாகனா புங்கவகான்னு சிரேஷ்டாகான்னு great sages who are all assembled here let me introduce Vyasa to you அப்படின்னு அப்படி அப்படி ஓகே ஓகே சோ இதுல வந்து ரோம மகர்ஷன வந்து ஜஸ்ட் மகர்ஷ ஜஸ்ட் நேம் நாட் மகர்ஷி இட்ஸ் நேம் ஆஃப் அ மகர்ஷின்னு தான் சொல்லுவா அவளெல்லாம் ரிஷிம்பா பிரம்மன்னு சொல்லுவா ஈவன் இஃப் தே ஆர் இது உங்களுக்கு caste doesn't matter for their title of ரிஷி Roma Harshan. That's just a name, or it's a Roma is a name. Maharshi is the அந்த இடத்துல. ரோம ஹர்ஷனான் இருக்கு ரோமங்கள் சந்தோஷப்பட்டது அதாவது ஹி காட் ஹாரிபுலேஷன் தட் அந்த மயிர்கூச்சல் ஆறுதுங்கிறோம் இல்லையோ கூஸ் பம்ப்ஸ் அவருக்கு வந்து பகவானுடைய கதையை கேட்டதுனால அவருக்கு அப்படியே he was always filled with goose bumps it's me it seems அதனால அவருக்கு வந்து ரோம ஹர்ஷனான்னு பேரு அப்படியா அப்படின்னு இருக்கு <laughs> ஓகே சோ தந்திர வித்யாஹா தாந்திரிக வித்யாயாம் संहिता ஆகமः யாமலம் தந்திரம் இதி संज्ञाभिः அஹ், संज्ञा संज्ञाभिः பிரசித்தா கிரந்தா வியலசன் ம். இதுல வந்து பிரசித்தாக கிரந்தாக வியலசன் தான் அது அதுல லோபமாயிருக்கு இருக்கு ஆமா சோ தாந்திரிக வித்யாயாம் தந்திர வித்யானா என்ன அதுல சம்ஹிதா சம்ஹிதாங்கிறது ஒரு செட் ஆஃப் Collection. ஒர்க்ஸ் collection of works ஆகமங்கள்னு ஒரு செட்டு யாமளம்னு இருக்கு ருத்ர யாமளம் மகாபைரவ யாமளம் இந்த மாதிரி யாமளன்னுட்டும் அதுக்கு பேர் இருக்கு தந்திரம்னு இன்னொரு பேர் அதுக்கு these are all the names with which the text can be known பிரசித்தாக கிரந்தாக வியலசன் லசதி விலசதி விலசத்தின்னு விளங்குகின்றது இட்ஸ் ஷைன்ஸ் இல்லையா it's yes You can have the name of Samhita or Agamam, Yamalam, Tantram. These are all the names by which it is known. Okay. Huh. Astika, Astika, Nastika, Vedena, Bahuni Tantrani, Pradurbhuta, Pradurbhutani. Hmm. So there, there are many different types of Tantra literature which are uh, divided by the base of the Astika and Nyastika. அஸ்தி இதுல வந்து அஸ்தி நாஸ்தினா பகவான் அஸ்தி பகவான் நாஸ்திங்கிற பாயிண்ட் கிடையாது நமக்கு எப்பவுமே இங்க வேதத்தினுடைய ஒரு பிராமாண்யம் இருக்கா இல்லையாங்கிறது தான் ஆஸ்திக நாஸ்திக வேதம் ஏத்திசம்ங்கிறது நாட் காட் சி இப்ப ஜெயின மதம் எடுத்துட்டோம்னா ஜைனா ஒரு Buddha they they treat Buddha is God they do have they are theistic they are not atheistic in the western eyes அந்த ஏத்தியிசம் hmm. கிடையாது they do not believe in the Vedas is being the ultimate இது அப்படிதான் அவளுக்கு ஆஸ்திக நாஸ்திக ஆஸ்திக ஓகே நீங்க மிதி சொல்றீங்க இருக்கு Shaiva basically believers are non believers in Veda அவ்வளவுதான் ஆமா தட்ஸ் ஹவ் த ஆஸ்திக நாஸ்திக term is treated in Indian literature that's good point Oh, Shaiva, uh, uh, uh. uh India நம்ம இந்தியன் நான் பிலீவர்ஸ் இன் உண்டு அதாவது சார்வாக்கன் சொல்லிக்கலாம் சார்வாக்கனை பொறுத்தவரையில் சார்வாக்கஹான்னு இருக்கு ஹெடனிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் அவளுக்கு சோ தே இன்னைக்கு வந்து சி அந்த that God should be the சுப்ரீம்ங்கிறதே உங்களுக்கு வந்து it is come from the occidental way of looking at things இல்லையா that is the western way of looking at things you don't need to have God is the supreme thing there நமக்கு வேதங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் வைஷ்ணவிசம் ஆர் துவைத்தம் ஆர் அத்வைத்தம் சி அங்கேயுமே உங்களுக்கு வந்து பரதத்துவம் முக்கியம் தி தத்துவம் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் த தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ற வேதம் நமக்கு அதை விட முக்கியம் ஏன்னா வேதம் is what is showing us which is the பரதத்துவம் So we believe more in the existence of Ve- See, if you don't believe in Vedas, then you won't even believe in the God that uh, Vedas show you. Otherwise, who are the ones who are showing you God? அதனால்தான் you give more importance to Vedas rather than the other uh, uh, இது behind it, the tattvam behind it. No, it's all, it all comes down to there's a group, a philosophy that believes in basically there is there is no afterlife you're just done with it mm. so there is you know correct afterlife afterlife every religion has an afterlife if you have god concept yes uh, so there's a fear and other things that go with it நமக்கு afterlife is given in the vedas because பரலோகம்னு ஒண்ணு தீர்மானம் பண்றோம் பரலோகத்தையே பிலீவ் பண்ணாதவாதான் தான் சாருவாக்கா சோ சைவ சாக்த வைஷ்ணவ பேதேன आस्तिकतन्त्र तन्त्राण्यपि बहूनि प्राथितानि सन्ति प्रथितानि प्रथितानि प्रसिद्धानि प्रथितानि सन्ति प्रसिद्धानि it's the same meaning so बहूनि प्रथितानि सन्ति देर् आर् मेनि पापुलर् आस्तिकतन्त्राणि பிலீவிங் எந்த தந்திரங்கள்லாம் வந்து it believes in the existence or the supremacy of Vedas those tantras exist in the divisions of Shaiva, Shakta and Vaishnava. Those are three main categories. Main, ama, main எடுத்துக்கிறது அது better. ஏதானி சர்வாண்யபி தந்திராணி தத்தத் தேவதா தேவத ஆராதன போத போதகானி சந்தி ఏతాని సర్వాణ్య అపి ఆల్ ఆఫ్ దీస్ தந்த்ராஸ் தத்தத் ஆராதன போதகானி அந்தந்த தேவதைய ஆராதனை செய்வதற்கு உண்டான போதக போதக விஷயங்கள் the principles the knowledge that you need to worship that particular தேவதா அத வந்து அந்த தந்திரத்துல சொல்லியிருக்கு okay okay So that's why even uh, Tantra is also called Agamam. Yes. That's where Agamam comes in. Okay. Uh-huh. So Darshanani, तत्तत् विच तत्तत् विचारे प्रवृत्ते तत्त्वविचारे प्रवृत्ते तत्त्व सारि तत्त्वविचारे प्रवृत्ते तद् अनुबन्धेन संस्कृते दर्शनानि महर्षिभिः प्रणीतानि ஸோ தத்துவவிச்சாரே தத்துவவிச்சாரம்னா பிலசாபிக்கல் இது எபிஸ்டமாலஜி எல்லாம் இது பண்றதுக்கு விசாரம் பண்றது இந்த matters when there is a discussion of epistemology or philosophy तद अनुबंधेन संस्कृते तद अनुबंधेन to as a as an ancillary to it to the tattva vicharam sanskritatla darshanani maharshibihi pranitani there are darshanas which have been created by written by maharshi uh, great sages yeah atrapi आस्तिकभेदेन षट् दर्शनानि प्रसिद्धान्यासान् प्रसिद्धानि प्रसिद्धानि आसन् षट् आस्तिक भेदेन षट् दर्शनानि प्रसिद्धानि आसन् so again there are six darshanas which believe in the vedas supremacy of vedas அது- இப்போ இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா நியாய வைசேஷிக சாங்கிய யோக பூர்வ உத்தர மீமாம்சால யோகத்துல உங்களுக்கு வந்து சாங்கியத்துல வந்து ஈஸ்வரன்னு கிடையாது they don't believe in god அவளுக்கு வந்து காட் கிடையாது வெரஸ் இதுல உண்டு யோகத்துக்கு உண்டு யோகத்துக்கு ஈஸ்வர பிரணிதானம்னுட்டு உண்டு அவளுக்கு யோகாசுக்கு அதே நியாய வைசேஷிகாலையும் one believes in God one doesn't பூர்வ உத்தர மீமாம்சாலேயே வந்து உங்களுக்கு வந்து பூர்வ மீமாம்சாலையும் உங்களுக்கு பிரம்மன்னுங்கிற கான்செப்ட் கிடையாது அவளுக்கு சுப்ரீம் காடுங்கிறது கிடையாது இந்திரன் தேவதா உண்டு அக்னி தேவதா உண்டு அந்த மாதிரி எல்லாம் ஆமா Yeah, so they're Astika Bedena uh, with the divisions of Astikam, that is those who believe in Vedas, ஆறு தர்ஷனங்கள் prasiddhani asan prasiddhamaga இருந்தன இருக்கின்றன actually. Hmm. Okay, uh, that is your shatru. Yeah. இல்ல இல்ல ஆசன்ங்கிறது ஆசீத் ஆஸ்தாம் asan இருந்தன லங் lakara they were oh lung hmm. நியாய வைசேஷிகே சாங்கிய யோகம் पूर्व उत्तराम् उत्तरमीमांसे चेति अ, षड् आस्तिकदर्शनानि आर्ष आर्षाणि वेदप्रामाण्यम् अङ्गीकुर्वन्ति ஷட் ஆஸ்திக தர்ஷனானி சிக்ஸ் இது பிலாசபிஸ் ஆஸ்திக தர்ஷனா ஆர்ஷாணி ஏன்ஷியன்ட் ஒன்ஸ் அங்கீகுர்வந்தி அது வந்து வேதத்தினுடைய பிராமணியத்தை ஒத்துக்கிறா they they accept the They accept, ah. Supremacy of Veda the or validity of Veda, not supremacy, validity of Veda. அது நியாய வைஷே ஆமா நியாய இதெல்லாம் வந்து சிஸ்டர் பிலாசபிஸ்னு பேரு சோ நியாயம் வைசேஷிகம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சாங்கியம் யோகம் அதே பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா இது ரெண்டும் இல்லையே ஆக்சுவலி பூர்வம் உத்தரம் ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லையா வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு but they are based on the same இது ஆக்சுவலி என்னன்னா பூர்வ மீமாம்சா வேணும் உத்தர மீமாம்சாக்கு வேதாந்தம் பார்க்கும் பொழுது நமக்கு கர்மகாண்டம் தேவை கர்மாவை பண்ணி ஆகணும் அதுவா விலகும் இந்த கர்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஞானியா போகிறது தான் வேதாந்தம்னு நினைச்சுட்டு இருக்கிறது இல்ல you have to do the karma it will automatically go away so அதனால Purva Mimamsa is prerequisite மாதிரி சம்டைம்ஸ் Yeah. சொல்றது சேஜஸ் ஆமா ரிஷிகளினுடைய இது ரிஷேகே இதம் இது ஆர்ஷம் ரிஷிகள் சொன்னது இங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையோ அது என்ன மகர்ஷி விஹி பிரணீதம்னு பார்த்தோமே ரிஷிகள்னால செய்யப்பட்டதுதான் தர்சனங்கள்னுட்டும் சோ ஆர்ஷாணி ரிஷி சம்பந்தானி சம்பந்தீனி ஷட் ஆஸ்திக தர்ஷனானி ஓகே hmm. இதனுடைய மகர்ஷி யாரு ஆர்ஷம்னு சொன்னதுனால ரிஷிகள் யார் யாரு ஒவ்வொரு தர்சனத்தினுடைய ரிஷி யாருங்கிறத இங்க சொல்ல போறேன் ஓகே தத்ர கிரமஷக கௌதம கணாதௌ கபில பதஞ்சலி ஜெய்மினி பாதராயணௌ ச ஆஸ்திக தர்ஷன பிரணேதாரோ மகர்ஷியக ஸோ கிரமஷா வரிசைப்படுத்தி சக்சசிவ்லி சக்சசிவ்லி உங்களுக்கு நியாய தர்சனசிய கௌதமஹா மகரிஷி பிரணேதா ஸோ அவர் தான் எழுதினவர் வைசேஷிக மதத்தினுடைய ஃபவுண்டர் இஸ் கணாதா சாங்கிய மதத்தினுடைய ஃபவுண்டர் கபில மகர்ஷி and then Patanjali so you do you see the difference here கௌதமஸ்ச கணாதஸ்ச கௌதம கணாதௌ த்விதியா வந்திருக்கு அதே கபிலஸ்ச பதஞ்சலிஹி ச हरी ही हरी हरय वरदा अदे पतंजलि सो जैमिनी च uh, बादरायण च जैमिनी बादरायण सो जैमिनी इज पूर्व मीमांसा प्रणेता and Badarayana is Vyasa so Vyasa is the Uttara Mimamsa Vedanta अभी they have been paired because of similarities yes so இப்போ நியாய நியாயம் அண்ட் வைசிஷிகம் there is similarity lot of similarities between Nyaya and Vaisheshika. அதே சாங்கிய யோகா சாங்கிய யோகா அண்ட் பூர்வ ஆமா நிறைய சிமிலாரிட்டிஸ் இப்போ ஆக்சுவலி பூர்வ மீமாம்சாவும் உத்தர மீமாம்சா பார்த்தோம்னா சிக்ஸ் பிரமாணங்கள் ஒத்துக்கிறா ரெண்டு பேருமே அதே மற்றவாள்லாம் they only accept four pramanas or Sankhya Yoga two or three only three pramanas so it depends on what pramanas they use இப்போ இவெல்லாம் வந்து பிரத்யக்ஷம் அனுமானம் உபமான சாப்த அர்த்தாபத்தி அனுபலப்தி ஆறுமே they will accept both Purva Mimamsa and Uttara Mimamsa there are lot of similarities with which they approach the system also இருக்கு So Patanjali has two things: this um, yoga as well as Patanjali yoga is the main thing, but he also yeah. grammar as well. Ama Mahabhashyam. Ah, that's Grammar also. சரியா இதோட நிறுத்திப்போம் அடுத்தது கொஞ்சம் பெரிய paragraph so will come to next